டேய் வண்டி ஸ்டார்ட் பண்ணு ஐயோ டேய் வண்டியில என்ன ஆயில் ஊத்துனீங்களா இல்ல ஆசிட் ஊத்துனீங்களாடா மூஞ்சிய பாடுறா பய தெரிச்சு போன் பண்ணி மூஞ்சி கழுவி விடுங்கடா டேய் என்ன பார்க்காத பயமா இருக்கு அந்த பக்கம் திரும்பி உட்காரு சொல்ற நாயே நாயே வண்டிக்கு ஆயில மாத்துங்கடா ஆஃப் ஆயிலா ஃபுல் ஆயிலா நான் என்ன ஆம்புலட்ட சொன்ன ஆஃப் ஆயிலா ஃபுல் ஆயிலாங்கற எந்த நேரம் திங்கிற கலையாதா அணுகொண்டாவுக்கு பிறந்தவன இல்லண்ணே அரலண்ணே அரட்டப்பா புல்ட்டப்பான்னு கேட்டேன் என்ன சீதே வாட் மேன் நம்ம காலனியோட கவர்ச்சி குயில் வருது A votre si